LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த tutorialல் கற்பது டிசைன் வியூவில் query ஐ உருவாக்குதல் query டிசைன் windowவில் tableகள் சேர்த்தல் fieldகளை தேர்வு செய்தல் aliases அமைத்தல் fieldகளை வரிசைப்படுத்துதல் மற்றும் queryக்கு search criteria அமைத்தல் நமக்கு அறிமுகமான லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை பார்க்கலாம் நம் லைப்ரரி டேட்டாபேஸ் இல் புத்தகங்கள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை வைத்திருக்கிறோம் மேலும் உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களை தொடர ஒரு டேபிள் உள்ளது இப்போது உறுப்பினர்களுக்கு தந்த எல்லா புத்தகங்களையும் பட்டியலிட ஒரு குரி ஐ உருவாக்குவோம் வேறு வகையில் சொல்ல உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் வரலாற்றை எழுதுவோம் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறப்போம் இடது பேனலில் குவரிஸ் ஐகானை சொடுக்கலாம் வலது பேனலில் create query in design view மீது சொடுக்கலாம் Query Design Window என்னும் ஒரு புதிய விண்டோவை காணலாம் மேலே Add Table or Query என்னும் ஒரு பாப்-அப் விண்டோவை காண்கிறோம் இங்குதான் queryக்கு டேட்டா source ஐ காட்டுவோம் உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் ஹிஸ்டரியை உருவாக்க நமக்கு மூன்று டேபிள்களும் தேவை இதை லிஸ்டில் புக்ஸ் டேபிள் சொடுக்கி வலது பாப்பப் விண்டோவில் ஆட் பட்டன் மீது சொடுக்கி செய்யலாம் அதே போல புக்ஸ் இஷ்யூட் டேபிள் மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் க்கும் செய்வோம் Query Design window க்கு பின் field ல் இந்த மூன்று tableகளும் தோன்றுவதை காணலாம். Pop-up window வை மூடுவோம். இது Query Design window வை முன்னே கொண்டு வருகிறது. மூன்று tableகளும் windowவின் மேல் பாதியில் உள்ளன. இங்கே டேபிள்களுக்கு இடையில் கொஞ்சம் இடம் நுழைக்கலாம் வலது கோடிக்கு மெம்பர்ஸ் டேபிளை சொடுக்கி இழுத்து விடலாம் புக்ஸ் இஷ்யூட் டேபிளை மையத்துக்கு சொடுக்கி இழுத்து விடலாம் இப்போது இந்த டேபிள்களை இணைக்கும் கோடுகள் இவை முன்னே நிறுவிய தொடர்புகள் தொடர்பின் விவரத்தை காண கோட்டின் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம் இப்போதைக்கு Query டிசைன் Window வின் கீழ் பாதியை பார்க்கலாம் பல வரிகள் செல்கள் உள்ளன Query ஐ டிசைன் செய்யும் போது இவற்றை பூர்த்தி செய்யலாம் field column ஐ சோதிப்போம் இவை விடையில் காண குறிப்பிட வேண்டிய fieldகள் இதற்கு முதலில் விண்டோவின் மேல் பாதையில் புக்ஸ் டேபிள் யில் டைட்டில் field ஐ சொடுக்குவோம் அடுத்து மெம்பர்ஸ் டேபிள் யில் நேம் field பின்னர் Books Issued table ல் Issue Date field. அடுத்து Return Date, Actual Return Date, கடைசியாக Checked In field. விண்டோவின் கீழ்ப்பாதையில் முதல் ரோவில் உள்ள fieldகளை பாருங்கள் மூன்றாம் ரோவில் பொருத்தமான டேபிள் பெயர்களையும் அடுத்து இரண்டாம் ரோவில் உள்ள ஏலியஸையும் காணலாம் இங்குதான் தேர்ந்தெடுத்த fieldகளுக்கு விவரமான பெயர்களை கொடுக்கலாம் படத்தில் காண்பது போல ஏலியஸ்களை டைப் செய்யலாம் ஏலியஸ்களை முடித்துவிட்டோம் அடுத்து சார்ட் ரோவை காணலாம் விடையை அடுக்க வேண்டிய வரிசையை இங்கே குறிப்பிடலாம் கொடுக்கப்பட்ட புத்தகங்களின் ஹிஸ்டரி வேண்டுமென்பதால் அதை நேர ஒழுங்கில் அமைப்போம் அதாவது இஷ்யூ டேட் வாரியாக அசெண்டிங் ஆர்டரில் அமைப்போம் இதற்கு சார்ட் ரோவ் வில் ஒரு காலி செல்லை இஷ்யூ டேட் பீல்ட் இன் கீழ் சொடுக்குவோம் மேலும் அசெண்டிங் மீதும் சொடுக்குவோம் அடுத்து விசிபிள் இங்கு தேர்ந்தெடுத்த fieldகள் காணப்படுமா என செக் அல்லது அன்செக் செய்து அமைக்கலாம் டிஃபால்ட் ஆக எல்லாம் செக்ட் அடுத்து function row க்கு போகலாம் இது காம்ப்ளெக்ஸ் query களை உருவாக்க பயன்படுகிறது இப்போதைக்கு விட்டுவிடுவோம் criterion row க்கு போகலாம் இங்குதான் விடையை சிம்பிள் அல்லது காம்ப்ளெக்ஸ் கிரைட்டீரியா செட் க்கு அமைக்கலாம் உதாரணமாக மெம்பர்கள் எடுத்துப்போய் திருப்பாத புத்தகங்களை மட்டும் query செய்யலாம் அதாவது இன்னும் checked இன் ஆகாதவை ஆகவே checked இன் field இன் கீழ் ஒரு காலி செல்லை இந்த ரோவில் சொடுக்கலாம் ஈக்வல்ஸ் 0 என டைப் செய்யலாம் அவ்வளவுதான் இப்போது ஓட ஓடவிடுவோம் கீபோர்ட் ஷார்ட்கட் F5 ஐ அழுத்தலாம் அல்லது விண்டோவின் மேலே எடிட் மெனுவில் சொடுக்கி கீழ்வரும் ரன் query ஐ சொடுக்கலாம் விண்டோவின் மேல் பாதையில் வரும் டேட்டாவை காண முடிகிறதா இவைதான் நம் queryக்கான விடைகள் இஷ்யூ டேட் வாரியாக அடுக்கிய memberகளுக்கு தந்த புத்தகங்களின் சரித்திரத்தை பார்க்கிறோம் இந்த புத்தகங்கள் எதுவுமே இன்னும் திருப்பப்படவில்லை என்பதை கவனிக்க இப்போது கீழே குரி டிசைன் ஏரியாவுக்கு போய் விரும்பியபடி மாற்றலாம் உதாரணமாக செக்ட் இன் criterion ஐ நீக்கிவிடலாம் இப்போது F5 ஐ மீண்டும் அழுத்தி query ஐ ஓட்டலாம் இம்முறை இன்னும் பெரிய டேட்டா பட்டியல் திருப்பப்படுகிறது அடுத்து இந்த query ஐ சேமிக்க Ctrl S ஐ அழுத்தலாம் சின்ன pop-up window திறக்கிறது நம் queryக்கு இங்கே விவரமான பெயரை கொடுக்கலாம் History of Books Issued to Members என டைப் செய்யலாம். OK வை பின் விண்டோவை மூடலாம். மெயின் பேஸ் விண்டோவில் query பெயரை இரட்டை சுடுக்கு சுடுக்கி திறக்க முடியும். இப்படியாக வெற்றிகரமாக query டிசைன் வியூ ஐ பயன்படுத்தி உருவாக்கிவிட்டோம். இப்போது பயிற்சி மெம்பர் நிஷா சர்மாவுக்கு தந்த புத்தகங்களின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்யவும் இது இஷ்யூ டேட் வாரியாக நேரப்படி அடுக்கப்பட வேண்டும் இத்துடன் லிப்ரே ஆஃபீஸ் பேஸில் creating queries in design view மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றவை டிசைன் வியூவில் ஒரு குவரியை ஐ உருவாக்குதல் குரி டிசைன் விண்டோவில் டேபிள்களை டேபிள் களை சேர்த்தல் field களை தேர்ந்தெடுத்தல் alias களை அமைத்தல் sorting order அமைத்தல் query க்கு search criteria அமைத்தல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இது spoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி